வணக்கம் இப்போ நாம் bank Nifty one minute chart பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து பைக்கால் ஸோ அந்த பைக்கால் வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்காலாக வந்து சேஞ்ச் அவுட் ஆயிருக்கு ஸோ செல் காலன்றனால இவ்வளோ நேரம் கேண்டில் க்ரீன் கலரில் காட்டுச்சில் அது வந்து அப்படியே ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகுது அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்லேயே ஆக்சுவலி ஃபிக்ஸ் ஆயிரும் அதாவது கேண்டில்னுடைய கலர் கேண்டில்னுடைய ஓப்பன் பாயிண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகும் பையிங் ட்ரெண்ட்னா நாங்கள் க்ரீன் கலர் வர மாதிரி வச்சுருக்கோம் செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் வரும் ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கலர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கேண்டில்னுடைய கலர் ரெட் கலர்லேயே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெண்டுக்கு பக்கத்துலேயே கால்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இப்போ செல் கால் அப்படின்றனால நமக்கு அந்த கேண்டில் ஃபஸ்ட் கேண்டில் பக்கத்துலேயே பாருங்கள் sell at thirty three thousand seven forty five அப்படின்னு வந்துடுது ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ரெட் கலரில் ஒரு லைன் இருக்கும் thirty three thousand six sixty six காட்டுது செகண்ட் ஆர்ட் அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேலே வந்து ஸோ இந்த மாதிரி நமக்கு கால்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கிடைக்கும் buying trend buying trend buy call அப்படின்னா நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் ஃப்ரெஷ்ஷாக வரும்போதே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே அந்த ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும் இது செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றனால ரெட் கலரில் நமக்கு வந்து ஷோ பண்ணுது ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகாது இப்போ செல் கால் வந்திருக்குன்னா அடுத்ததாக பை கால் தான் வரும் அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அடுத்த கால் வந்து நமக்கு கொடுக்காது செல் கால்லே தான் மெயின்டைன் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஒரு லெவன் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் வந்து செல் கால் வந்தபடி ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ இந்த செல் கால் வந்தது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை கால் பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் வந்துட்டு போதில் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்டுன்றனால நமக்கு இப்போ ரெட் கலரில் கேண்டில்ஸ் வந்துட்டு செல் கால் என்ன ரேஞ்சுன்ட்டு நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸான்ட்டு பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஆக்சுவலி ஒரு ஒன் டென்னுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து டவுன்லேயே வந்து வந்திருக்கு அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலைல லெவன் ஓ கிளாக்குக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் அதே ட்ரெண்டில் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு செல்லிங்கில் இறங்கிக்கிட்டே இருந்தது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட்டே வந்து பண்ணியிருக்கு பிரேக் அவுட் பண்ணது thirty three thousand six forty வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வந்திருக்கு ஸோ வயல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த செல்லிங் ட்ரெண்டில் போய்கிட்டு தான் இருக்குது இன்னும் டார்கெட்ஸ் எதுவும் பிரேக் அவுட் பண்ணல அதுவும் செல் கால் வந்தபடி ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா டார்கெட்லாம் அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணிடுது ஸோ நிஃப்டியில் நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் நைன்டீன் போல் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது ஒரு டூ ஓ கிளாக் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ டுவெண்ட்டிக்கு அப்புறம் தான் அச்சீவ் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஃபைவ் ஆகுது அது வரைக்கும் மார்க்கெட் இறங்கலை ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் இறங்க ஆரம்பிச்சு நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது ஃபிஃப்டீன் தௌசண்ட் லெவனில் வந்து sell call fourteen nine seventy four தான் ஃபஸ்ட் அது பிரேக் அவுட் பண்ணி இப்போ ஃபோர்டீன் நைன் ஃபிஃப்டி நைன் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா Nifty fourteen thousand eight hundred weekly call option so expiry ஆக போகிற கால் ஆப்ஷன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி தான் எடுத்திருக்கோம் ஸோ கால் ஆப்ஷன்றனால உங்களுக்கு ஆக்சுவலி செல் காலில் காட்டுது ரெட் கலரில் காட்டுது டூ ஹண்ட்ரடில் நமக்கு செல் கால் வந்திருக்கு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணது ஆக்சுவலி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு அப்புறமா டூ ஓ கிளாக் அச்சீவ் பண்ணுச்சு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்துச்சு அந்த டவுனில் நமக்கு டூ ஹண்ட்ரடில் வந்தது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து டவுனில் வந்திருக்கு ஸோ இது நாங்கள் இந்த மணி ப்ரிஃபர் பண்ணுறோம் இந்த மணி ஆப்ஷன் இந்த மணி தான் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதுக்காண்டி தான் ஸோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது ஃபிஃப்டீன் தௌசண்டில் நாங்கள் ஆனால் உங்களுக்கு ஷோ பண்ணுறது ஃபோர்டீன் எயிட் ஹண்ட்ரட் இந்த மணி பண்ணின்றனால தான் நல்லா தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஷோ பண்ணுது ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ணுற காரணம் கேட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் நல்ல மூமெண்ட்ஸ் வந்து